நம்முடைய ஆண்டவரும் உலக ரச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தருடைய கரம் இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவதாக இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரசிக்கிறார் என்று தேவனுடைய பிள்ளைகளே அவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேறப்படுகிறவராக இருக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது சங்கீதம் இருபதாவது அதிகாரத்திலே நான்காவது வசனம் அவர் உமது மன விருப்பத்தின்படியெல்லாம் உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற பண்ணுகிறவர் நாம் விரும்புகிற விருப்பம் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள் மனுஷர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார் அன்னாருடைய இருதயத்தில் இருந்த விருப்பம் பாருங்கள் ஏழை தரிசிக்கு தெரியவில்லை ஆனால் தேவனாகி கத்தர் அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை அறிந்தார் கண்ணீரோடு கூட ஆண்டனுடைய சமூகத்திலே அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை அவள் சொல்லி அழுகிறாள் கத்தராகி தேவன் அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை தேவன் நிறைவேற பண்ணினார் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே கத்தராகி தேவன் உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்கு நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம் தேவனுடைய பிள்ளைகளை இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்றால் அதில் சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு வசனம் என்னவென்றால் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி யாருடைய விருப்பத்தின்படி கத்தர் செய்வாராம் தமக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தின்படி கத்தர் செய்வார் ஏவனுடைய பிள்ளைகளை கத்தருக்கு பயப்பட வேண்டும் எல்லாமோ யார் எல்லாமோ இன்றைக்கு நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது மனுஷனுக்கு அல்ல மனுஷர்களுக்கு அல்ல கத்தருக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்திலே நாம் பயப்பட வேண்டும் கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருபோதும் மனுஷர்களுக்கோ யாருக்கும் எதற்குமே அவர்கள் பயப்பட மாட்டார்கள் வேதத்தில் நீங்கள் தியானித்து பாருங்கள் தாவிது எதற்கும் யாருக்கும் பயப்படாதவன் ஆனால் அவன் தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் அவன் பயப்படுகிறவனாக இருந்தான் அவன் கத்தருக்கு பயந்தபடினால் அவன் மனுஷர்களுக்கு ஒருபோதும் பயந்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை ஆனால் சவுள் தேவனுக்கு பயப்படவில்லை ஆனால் மனுஷர்களுக்கு எல்லாருக்குமே அவன் பயந்தான் தெய்வ பிள்ளைகளை நீங்கள் சவுளை போல அல்ல தாவிதை போல கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் நீங்கள் பயந்து நடங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது நீதிமொழிகளின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன தீமையை வெறுக்க வேண்டும் தீமையாய் நமக்கு தோன்றுகிற எல்லாவற்றையும் so you mean? வெறுத்து அதை ஒதுக்கி தள்ள வேண்டும் நன்மை என்ன தீமை என்ன என்று சொல்லி வேதத்தில் தேவன் நமக்கு வகையறுத்து வைத்து வைத்திருக்கிறார் அதுல தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு நன்மையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் பிடித்து ஓடுங்கள் ஆண்டவராகி தேவன் இந்த நாளிலே சொன்ன உங்களுக்கு வாக்கு தத்துவத்தின்படி உங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை உங்களுக்கு அருளி செய்து உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் மகத்துவம் கிருபையும் நிறைந்ததான் எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா இந்த நாளிலே நீ சொன்ன ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை எங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி எங்களுக்கு தருவதாய் ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் அவருடைய விருப்பங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற பண்ணுவீராக எங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் தியானித்தோம் கேட்ட நாங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள கத்திரங்களுக்கு கிருபை செய்தருளும் ஆசீர்வதியும் ஏசுவின் மூலம் பிதாவே ஆமே நாமே நாமே praise Lord God bless you கர்த்தர் உங்களை ஆமே